அனைவருக்கும் வணக்கம் அருளும் அற்புதமும் சேர்ந்த ஒரு சிறப்பு மிக்க திருத்தலத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது இது ஒரு முருகன் திருத்தலம்னு சொல்லலாம் முருகனுடைய ஆறு படை வீடுகள் என்னென்னு நமக்கு தெரியும் திருப்பரம் குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை இதில் மூன்றாம் படை வீடான பழனியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பழனி அப்படின்ற சொல் வந்து எதில் எந்த தமிழ் சொல்லிலேருந்து மருவி வந்தது அப்படின்னா பலனம் அப்படின்ற ஒரு தமிழ் சொல்லிலேருந்து தான் மருவி வந்ததுன்னு சொல்கிறாங்க பலனம் அப்படின்ற சொல்லுக்கு அர்த்தம் வந்து விளைச்சல் வந்து அதிகமாக தரக்கூடிய நிலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிற்காலத்தில் வந்து அந்த பலனம் என்ற சொல் வந்து மருவி பழனி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரால் அழைக்கப்படுறது நம்ம எல்லாத்துக்குமே பழனின்னு சொல்லும்போது என்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும் முருகப்பெருமான் வந்து அந்த ஞானப்பழத்திற்காக வந்து அவரோட தாய் தந்தையாரிடம் வந்து கோபித்து கொண்டு ஆண்டி கோலத்தில் வந்து காட்சி அளித்த மலை தான் வந்து பழனின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் முருகப்பெருமான் கோபித்து கொண்டு நேராக வந்து பழனி மலைக்கு வரலை அப்போது முருகப்பெருமான் வந்து வந்து இருந்த இடம் என்ன அப்படின்னா திரு ஆவினன்குடி கோவில் இன்னமுமே பழனிக்கு மிக அருகில் தான் வந்து இந்த கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ அதை வந்து ஊர்கோயில்னு சொல்கிறாங்க அதாவது பெரியநாயகி அம்மன் கோவில்னு சொல்கிறாங்க இந்த திருஆவினன்குடி கோயிலை ஏன் நக்கீரர் பெருமானே அவரோட பத்து பாட்டில் திருமுருகாற்று படைன்னு ஒரு பாடல் இருக்குது அதில் பழனியை குறிப்பிட்டிருக்க மாட்டார் அவர் பாடல்லே வந்து திரு ஆவினன்குடி பெருமானே அப்படின்னு சொல்லி இந்த திரு ஆவினன்குடியை தான் வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பார் இப்போ நம்ம பழனி மலை எப்படி உருவாச்சுன்ற கதை சுருக்கத்தை வந்து நம்ம இப்போ பார்ப்போம் அதாவது அகத்திய முனிவரோட சீடர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு பேர் தான் இடும்பர் அகத்திய முனிவர் வந்து ஒரு நாள் ஆணையிடுறாரு இடும்பருக்கு அது இரண்டு மலைகளை வந்து சுமந்து கொண்டு வர சொல்கிறாரு அவரோட தோளில் அதில் ஒரு மலைக்கு பேர் சிவகிரி இன்னொரு மலைக்கு பேர் சக்திகிரி அவரோட குரு அதாவது அகத்தியரோட ஆணைக்கு இணங்க வந்து இடும்பன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ஒரு புறம் தோளில் வந்து சிவகிரி மலையும் மறுபுறம் தோளில் வந்து சக்திகிரி மலையும் வந்து கட்டி சுமந்து கொண்டு வராரு அப்போது அவர் இலைப்பாடுறதுக்காக வேண்டி அந்த இரண்டு மலைகளையும் என்ன பண்ணுறாரு இறக்கி கீழே வைக்கிறாரு கீழே வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்தில் வந்து அவர் தண்ணீர் இறந்துறாரு அப்போது வந்து ஒரு குழந்தை வடிவத்தில் வந்து முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சக்திகிரி மலையில் வந்து ஏறி விளையாடுறார் அதை பார்த்த இடுமன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முருகனுக்கு வந்து ஆணையிட்றாரு அந்த மலையிலேருந்து இறங்க சொல்லி ஆனால் முருகன் வந்து அதை வந்து கேட்கல அப்போது ரெண்டு பேத்துக்குள்ளார வந்து ஒரு போர் நடக்குது இந்த போரில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா முருகன் வந்து இடுமனை வந்து வதம் செஞ்சிடறாரு அவருக்கு முருகன்னு தெரியல யாருக்கு இடுமனுக்கு வந்து இந்த குழந்தை வடிவத்தில் இருக்கிறது முருகன் அப்படின்றது தெரியாமல் அவரோட சேர்ந்து போர் புரிஞ்சு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முருகனால் வதம் செய்யப்படுகிறாரு இதை இடும்பனோட மனைவி வந்து இடும்பி இடும்பிக்கு தெரிஞ்சதும் என்ன ஆகுது அப்படின்னா அவர் அவங்க வந்து முருகன்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா உயிர் பிச்சை கேட்குறாங்க உடனே வந்து வதம் செய்யப்பட்ட இடுமன் வந்து என்ன திரும்புகிறாரா திரும்ப உயிர்ப்பிக்கப்படுகிறார் முருகனால் இதுக்கப்புறம் அந்த இடுமன் வந்து அந்த குழந்தை முருகனுக்கு காவலாக இருந்ததாக வந்து கூறப்படுகிறது இதனால தான் பல கோவிலில் பார்த்துருக்கோம் அப்படின்னா முருகன் கோவில்களில் இடும்பனுடைய சிலை வந்து காணப்படும் காவல் தெய்வமாக இடுமன் கொண்டு வந்த இரு மலைகளில் வந்து இப்போ முருகன் இருக்கக்கூடிய மலை வந்து சக்திகிரி மலை இன்னொரு மலையான சிவகிரி மலையில் தான் வந்து நம்ம இடும்பனுடைய சிலையை வந்து நம்ம இன்றைக்கும் பார்க்கலாம் அதாவது இடுமன் மலைக்கு போயிட்டு திரும்ப பழனி மலைக்கு வர்றது வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி இன்னமுமே வந்து வரலாறு வந்து இருக்குது இதுதான் பழனி மலை அமைஞ்ச கதை அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழனி மலையில் இருக்கக்கூடிய மூலவரான முருகனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த மூலவருடைய பெயர் என்ன அப்படின்னா தண்டாயுதபாணி பொதுவாகவே தெய்வங்களுடைய சிலை வந்து அதாவது மூலவர் சிலை வந்து கருங்கல்லாலேயோ இல்லை பவளங்களாலேயோ தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் ஆனால் இங்கே பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகனுடைய சிலை வந்து நவபாஷானத்தால் ஆனது இந்த இது போல் நவபாஷானங்களால் ஆன சிலைகள் வந்து இருக்கிறதே வந்து ரொம்ப மிக குறைவு தான் இது வந்து தமிழ்நாட்டில் வந்து பழனியில் இருக்குது கொடைக்கானலில் வந்து வேலப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு முருகர் இருக்கார் அது பூம்பாறையில் இருக்குது அதுபோல் சிவகங்கையில் வந்து பைரவர் சிலை ஒன்று வந்து நவபாலசானத்தால் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நவபாஷானங்கள்ன்றது மொத்தமாக நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நவபாஷானங்கள் இருக்குது அதில் இந்த முருகர் பெருமானை வந்து குறிப்பிட்ட ஒரு ஒன்பது பாஷானங்களால் வந்து செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்னென்ன பாஷானங்கள் அப்படின்னா சாதிலிங்கம் மனோசிலை காந்தம் காரம் கந்தகம் பூரம் வெள்ளை பாஷானம் கௌரி பாஷானம் தொட்டி பாஷானம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்பது நவபாஷானங்களால் செய்யப்பட்டது தான் வந்து நம்ம பழனி மலையில் இருக்கக்கூடிய மூலவர் சிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் என்ன இன்னும் ஒரு சிறப்பு அப்படின்னா இந்த முருகரை வழிபடுறதுனால நவ கிரகங்களை வந்து வழிபடுற நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு சிறப்பும் வந்து நம்மளோட முருகப்பெருமானுக்கு வந்து இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா முருகருடைய சிலை எப்படி உருவாக்கப்பட்டது யாரால் வந்து உருவாக்கப்பட்டதுன்ற கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சித்தர்கள் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய மலை நம்ம எல்லாத்துக்கும் ஓரளவு தெரியும் சதுரகிரி மலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சதுரகிரி மலையில் வந்து ஒரு பதினெட்டு சித்தர்கள் வந்து இருந்தாங்க பதினெட்டு பேர்லேயுமே வந்து மிக பெயர் போனவர்கள் வந்து அகத்தியர் இன்னொரு முனிவர் வந்து போகர் ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த அகத்தியர் முனிவர் வந்து நோய்களுக்கு மருந்து கொடுக்குறதுல வந்து ரொம்ப வல்லவராக இருந்தார் அவர் கொடுத்த மருந்துகள்லாம் வந்து உடனே உடனே வந்து மக்களுக்கு வந்து பயன் தர ஒன்றாக இருந்துச்சு நோய்களும் குணமாயிட்டு இருந்தது போகரும் அதே போல் தான் வந்து மக்களுக்காக வேண்டி மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார் ஆனால் என்ன அப்படின்னா அவர் வந்து நவபாஷானங்களை வச்சு மருந்து கொடுத்துட்டு இருந்தார் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த பாஷாணத்தோட வீரியம் அதிகமானதுனால நிறைய உயிரிழப்பு கூட ஏற்பட்டுச்சு இதை போகர் சித்தர் வந்து சரி பண்ணணும்னு நினச்சாரு அதுவும் இல்லாமல் அதுதான் கலியுகத்துடைய தொடக்கம் நமக்கு தெரியும் மொத்தம் நாலு யுகம் இருக்குது கிருத யுகம் கிரேதா யுகம் துவார யுகம் அப்புறம் கலியுகம் இப்போ கிருத யுகத்தில் வந்து எல்லாருமே நல்லவங்களாக இருந்தாங்க கிரேதா யுகம்ன்றது வந்து ராமாயணம் நடந்தக்கூடிய ஒரு யுகமாக இருந்துச்சு அப்புறம் துவா துவார யுகம் அப்படின்றது வந்து மகாபாரதம் நடந்தக்கூடிய நாட்கள் தான் வந்து துவாபர யுகம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம இருக்கக்கூடிய யுகம் தான் வந்து கலியுகம் அப்போது கலியுகம் தொடக்கத்தில் இருந்ததுனால போகர் சித்தர் என்ன செஞ்சார் அப்படின்னா மக்களுக்கு நிறைய உடல் உபாதைகள் வரும் அதனால் அவர்கள் ரொம்ப துன்பப்படுவார்கள் அது அப்போது நம்ம இதற்கான மருந்தை வந்து அவங்களுக்கு வந்து முதலே வந்து கொடுத்து அவங்களோட உடல் உபாயத்துகளை வந்து தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்தது அப்படி அவர் நவ பாஷாணங்களால் செய்யக்கூடிய மருந்து அப்படின்றது ராஜாக்கள் கைக்கோ இல்லை வந்து பெரிய பெரிய ஆட்கள் கைக்கோ போச்சுன்னா அது ஏழை எளிய மக்களோட கைகளுக்கு வந்து சேர முடியாது அவர்கள் வந்து அப்புறம் நோயால் அவதிப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு யோசனை வந்தது ஆனாலுமே அந்த மருந்தானது எல்லாரோட இடத்துலையும் வந்து சமமாக போய் சேரணும் அப்படின்ற எண்ணமும் அவர்கிட்ட இருந்துச்சு சித்தர்கள்லாம் சேர்ந்து சதுரகிரி மலையில் வந்து ஒரு கூட்டம் வந்து போடுறாங்க அதில் அதுக்கெல்லாம் வந்து தலைவர் யார் அப்படின்னா போக சித்தர் தான் அவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி நம்ம ஒரு நவ பாஷானத்தை வச்சு ஒரு தெய்வத்தோட சிலையை தான் வந்து வடிவமைக்கணும் ஏன்னா இப்போது தெய்வத்தோடைய சிலையை வடிவமைச்சா அதை யாரும் வந்து எடுத்துட்டு எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்றப்ப எல்லாரிடத்துலையுமே வந்து அது வந்து போய் சேரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க எல்லோரும் சேர்ந்து போக சித்தர் அதற்கான நடவடிக்கையும் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மூலிகையிலேருந்து சார் எடுக்கிறாரு அதாவது அந்த நவபாஷணங்களை வந்து அவர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தயாரிச்சிட்ருக்காரு ஆனால் அந்த நவபாஷணங்கள் ஒன்று ஒன்று சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னா தெரிஞ்சிருது அவரால் ஒரு இணைப்பாக அதை வந்து கொண்டு வர முடியல இதனால் ரொம்ப சோர்வடைந்துடுறாரு மன சோர்வில் வந்து படுத்திருக்கும்போது முருகன் வந்து அவரோட கனவுல வராரு முருகன் போகருடைய கனவுல தோன்றி பழனிக்கு வந்து செல் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பழனி மலையில் வந்து ஈசான மூலையில் வந்து அக்னி நட்சத்திரம் வந்து இருபத்தி ஒரு நாளைக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு செடியில் வந்து பூ பூக்கும் அந்த பூவினுடைய சாரை எடுத்து இந்த நவபாஷானங்களில் சேர்க்கும்போது அந்த நவபாஷானங்கள் வந்து தெரியாது அப்படின்னு வந்து கனவில் தோன்றிய முருகன் வந்து போகருக்கு வந்து சொல்கிறாரு இதை கேட்ட போகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குறிப்பிட்ட அந்த நட்சத்திர நாட்களில் வந்து பழனிமலைக்கு போய் அங்கேயே தங்கியிருக்காரு தங்கியிருந்த போது முருகப்பெருமான் சொன்ன மாதிரியே அந்த குறிப்பிட்ட செடியில் வந்து அந்த பூ பூக்குது அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா எடுத்து அந்த நவபாஷணங்களோட சேர்க்குறாரு சேர்க்கும் பொழுது அது ஒன்றுக்கு ஒன்று என்ன ஆகுது அப்படின்னா திரியலை எல்லாமே ஒன்று சேர்ந்துடுது இன்னமுமே வந்து இந்த நட்சத்திர காலத்தில் வந்து கிரிவல பாதையில் வந்து மக்கள் வந்து செல்வாங்க இன்னமுமே அது வந்து மூலிகை காற்று வந்து அங்கே வீசப்படுது அப்படின்னு சொல்லி எல்லாராலுமே வந்து நம்பப்படுறது போகர் சித்தர் அவர் நினச்ச மாதிரி அந்த நவபாஷானங்களை வந்து ஒன்று சேர்த்துட்டாரு இப்போது அவர் அடுத்ததாக என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா அந்த மூலிகைகளை இணைக்கிறதுக்கு வந்து அந்த சாரை உபயோகப்படுத்தி எல்லாமே கொண்டு வந்துட்டார் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு முருகன் சிலை வந்து வடிக்கிறாங்க அந்த முருகன் சிலை வடித்து அதில் தலை உச்சியில் வந்து ஒரு துவாரம் போடுறாங்க துவாரம் போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நவபாஷானத்தை வந்து அதில் ஊற்றி மேலே வந்து அடைச்சிட்டு அந்த சிலையை வந்து என்ன பண்ணுறாங்க பூமியில் புதைச்சிடுறாங்க இது போல் அவர் வந்து இரண்டு சிலை இரண்டு முருகன் சிலை செஞ்சு இரண்டையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூமிக்குள்ளார் வந்து புதைச்சி வச்சிடுறாங்க சில நாட்களுக்கு கொஞ்சம் காலம் கழித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சிலையை வந்து வெளியே எடுக்கிறாங்க வெளியே எடுத்து வெளியே இருக்கக்கூடிய அந்த மண்ணெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பிளவுபடுத்திட்டு பார்க்கும்போது அந்த நவபாஷானங்கள் என்ன ஆகுது அப்படின்னா அழகாக ரெண்டு முருகன் சிலையாக வந்து இருக்குது ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா வெ வெள்ளை நிறத்தில் வந்து இரண்டு சிலையுமே இருக்குது இப்போது அந்த முருகனை நம்ம வந்து அபிஷேகத்துக்கு இல்லை எதுக்கோ மருந்துக்கோ பயன்படுத்தலாமா அப்படின்னா முடியாது ஏன்னா அது நவபாஷானத்தால் ஆனது அப்படி நவபாஷானன்றதே வந்து ஒரு விஷத்தன்மை உடையது அதனால் அதற்கு மேலே வந்து சில மூலிகைகளை வந்து சேர்த்தா மட்டுமே வந்து அது வந்து மருந்து தன்மையை கொண்டதாக ஒரு விஷயமாக மாறும் அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா போகர் வந்து புது மூலிகை சார் வந்து எடுத்து அதை அந்த முருகன் சிலை வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த நவபாஷான முருகன் சிலை மீது வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபுல்லாக அந்த மூலிகையை புது மூலிகையை வந்து தடவும் போது இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகன் சிலை என்னவாக மாறுது அப்படின்னா கருப்பாக மாறிடுச்சு இப்போது கருப்பாக மாறியதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த விஷத்தன்மை போய் மருந்து தன்மை வந்து வந்துருச்சு இப்போது மக்களுக்கு வந்து இது பய பயன் தரக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இப்போது மாறிடுச்சு ஆனால் என்ன அப்படின்னா அவர் செஞ்ச வந்து முருகன் சிலை வந்து இரண்டு செஞ்சார் ஆனால் அவரால் ஒரே ஒரு முருகன் சிலையை மட்டும்தான் வந்து திரும்ப மூலிகைத்தன்மையுடையதாக வந்து அதாவது நன் நன்மைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக வந்து மாற்றப்பட்டது அதை தான் வந்து பழனியில் வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க இன்னொரு முருகன் சிலை என்ன ஆச்சு அப்படின்னா அதற்குள்ளார வந்து அவர் போகர் சித்தர் வந்து என்ன ஆகுது இறந்துட்டார் பிறருக்கு வந்து அந்த மூலிகையுடைய எது எதுவுமே தெரியல எந்த விஷயமும் அதனால் வந்து அது அதோடைய தன்மையோடையே இருக்குது இன்னமும் வந்து அந்த சிலை வந்து வெண்மை நிறமாக தான் வந்து இருக்குது அந்த முருகன் சிலை எங்கே இருக்குது அப்படின்னா நாமக்கல் பக்கத்தில் திருச்செங்கோடு அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்குது அந்த முருகனுக்கு இப்போவுமே அபிஷேகம் வந்து கிடையாது இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் தோணும் என்ன அப்படின்னா ஏன் குறிப்பிட்டு பழனியில் வந்து போகர் வந்து அந்த சிலையை வச்சார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கூட நமக்கு வந்து யோசனையில் வரும் ஏன் அப்படி அப்படின்னா மக்களுக்கு துன்பம் தரக்கூடிய கிரகங்களில் வந்து செவ்வாய் கிரகம் வந்து ஒரு ஒரு விஷயம் இது என்ன அப்படின்னா இதை வந்து போர் கிரகம்னு சொல்லுவாங்க மக்களுக்கு வந்து ரொம்ப துன்பம் வந்து தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதோட தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அப்படி என்னன்னு கேட்டால் பழனியா ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த நவ பாஷணங்களால் ஆன அந்த முருகப்பெருமானை வந்து எங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அப்படின்னா பழனியில் பண்ணியிருக்காங்க முருகனை வந்து அதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த ஒன்பது நவபாஷானங்களால் செஞ்சதுனால நம்ம அந்த முருகனை வழிபட்டாலே வந்து நவ கிரகங்களை வந்து வழிபட்டதுக்கு வந்து சமம் அப்படின்னு சொல்லினேன் நம்ம முன்னாடியே இப்போது போகர் நினச்ச மாதிரி மக்களுக்கு வந்து அந்த முருகப்பெருமானை வந்து ஒரு மருந்தாகவும் வந்து கொடுத்துருக்காரு இப்போது அந்த மருந்தை வந்து எப்படி அவங்க மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது இரவு நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் முருகர் வந்து ஆண்டி கோலத்தில் தான் இருப்பார் அப்படி ஆண்டி கோலத்தில் இருக்கும்போது சந்தனம் அதை உருண்டையாக பிடிச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முருகரோட நெஞ்சில் வந்து வச்சுருவாங்க அதை காலையில் தான் எடுப்பாங்க அதுபோல் முருகன் காலடிக்கு கீழே ஒரு கிண்ணத்தை வச்சுருவாங்க இப்போது என்ன ஆகும் அப்படின்னா காலையில் அந்த சந்தனத்தில் வந்து அதோட மருத்துவ குணம் வந்து ஏறி இருக்கும் அதை சாப்பிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதை சாப்பிடும்போது ஒரு துளசி சாப்பிடுவது போல் ஒரு மூலிகை சாப்பிடுவது போலவே அவங்க வந்து எல்லாருமே உணர்ந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கிண்ணம் சொன்னல அதில் வந்து நீராக ஊறி இருக்குமா எப்படி அப்படின்னா அந்த முருகனோட திருமேனி வந்து வேர்த்திருக்கு வேர்த்து அது என்ன ஆகியிருக்கும் சுட்டு சுட்டாக ஆகி அந்த கிண்ணத்தில் ஒரு தீர்த்தமாக இருந்திருக்கும் அந்த தீர்த்தத்தை குடித்தாலும் சரி நம்ம உடலில் இருக்க உடல் உபாதைகள் வந்து சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி தான் வந்து அந்த முருகப்பெருமான்கிட்ட இருந்து அந்த மூலிகையை வந்து என்ன கொடுத்துட்ருக்காங்க மக்களுக்கு வந்து நோய்களுக்கு பல நோய்களுக்கு வந்து மருந்தாக இன்னமும் கொடுத்துட்ருக்காங்க அப்படி அந்த திருமேனியிலேருந்து எடுக்கக்கூடிய சந்தனத்தை வந்து ராஷ்டான சந்தனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுபோல் அந்த தீர்த்தத்தை வந்து கௌபீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காலையிலே நம்ம போய் போ முருகன் கோவிலுக்கு வந்து பழனி ஆண்டவருக்கு போனால் நமக்கு இந்த சந்தனமும் சரி அந்த தீர்த்தமும் சரி கிடைக்கும் இதுதான் மூலவரான நம்ம தண்டாயுதபாணி சுவாமிகளோட சிறப்பு அம்சங்கள்னு சொல்லப்படுற விஷயங்கள் இதுதான் மேலும் வாரியார் சுவாமிகள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மனுஷனுக்கு இருக்க ரெண்டு விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா இன்பம் ஒன்று துன்பம் ஒன்று இன்பம் வேணும்னா நம்ம திருச்செந்தூரை வந்து நாடி போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு துன்பம் இருக்குது அப்படி துன்பம் வந்து நம்மளை விட்டு விலகி போகணும் அப்படின்னா நம்ம போகக்கூடிய விஷயம் அதை போகக்கூடிய இடம் என்ன அப்படின்னா பழனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த பழனியுடைய மூலஸ்தானத்தை வந்து யார் நமக்கு வந்து க கட்டி கொடுத்தது அப்படின்னா எட்டாம் நூற்றாண்டில் வந்து சேரமா நாயனார் தான் வந்து நமக்கு வந்து இந்த மூலஸ்தானத்தை வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு கிரகணங்கள் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு கோயிலை வந்து வழிபடுறது வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் இப்போது சனி பகவான்னா திருநள்ளாறு போய் நம்ம வணங்குவோம் இதுவே புதன்னா மதுரை கோயிலுக்கு போவோம் அதுவே வந்து செவ்வாய் கிரகணத்தால் ரொம்ப அவதிப்படுற யாராக இருந்தாலும் சரி பழனி முருகனை வந்து தரிசித்தால வந்து அவங்களோட துன்பம் வந்து விலகி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுபோல் ஒரு ஆன்மீக சொற்பொழிவில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு வினா வந்து எழுப்புறாரு அதில் என்ன கேட்குறாரு அப்படின்னா திருமூலர் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட வந்து கேட்குறாங்க நமசிவாய அப்படின்னு என்ன சொல்கிறதுக்கு என்ன பலன் சிவாய நம அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு திருமூலர் வந்து சொன்ன பதில் என்ன அப்படின்னா நமசிவாய அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்குமா அதாவது இகம் இங்கே இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி எல்லாமே நமக்கு கிடைக்குமா இதுவே சிவாய நம அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது அந்த சிவபெருமான் இடத்துல வந்து நம்ம வந்து சேருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நமசிவாயன்னு சொல்லும்போது இகம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி கிடைக்குமா சிவாய நம அப்படின்னு சொன்னால் பரம்பொருளாகிய அந்த இறைவனை அடையக்கூடிய வழி நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஆனால் இது இரண்டையுமே அதாவது இகம் பரம் இது ரெண்டுத்தையுமே சேர்ந்து நமக்கு தரக்கூடிய ஒரு மந்திரம் என்ன அப்படின்னா சரவணபவ இதை அருணகிரிநாதர் வந்து ரொம்ப அருமையாக ஒரு பாட்டில் சொல்லியிருக்காரு இகபர சௌபாக்கியம் அருள்வாயே முருகா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ சரவணபவன்ற ஒரு சொல் இகத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் சரி பரம்பொருளாகிய அந்த இறைவனை வந்து அரை அடையக்கூடிய வழியும் சரி இணைஞ்சு வந்து நமக்கு வந்து இந்த ஒரு மந்திரம் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி அந்த முருகனுடைய மந்திரத்தோட சிறப்பையும் வந்து அருளகிரிநாதர் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காரு இதுதான் பழனி மலையினுடைய சிறப்பும் பழனியில் அமைஞ்சிருக்க மூலவரான தண்டாயுதபாணி சுவாமிகளோட சிறப்பும் இது போன்ற பல ஆன்மீக கதைகளை கேட்க ஓம் சிவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்